ஆதி மனுஷன் ஆதாம் ஏவாள் ஏன் தேவ கட்டளையை மீறி அவர்கள் பாவம் செய்தார்கள் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளே நம்ம வந்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க தவறு செய்ததற்கான காரணங்களில் நிறைய இருக்குது அதில் பிரதானமான காரணம் என்னென்னா ஆண்டவர் யார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள் ஆண்டவருடைய நாமத்தை ஏதேனில் கர்த்தர் அவங்களுக்கு சொன்னாரா அப்படின்னா கர்த்தர் சொல்லலை அல்லது இவர்கள் கர்த்தரை ஏதேனில் அறிந்தார்களா அப்படின்னு சொன்னால் அவர்களும் கர்த்தரை அறியவில்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் எனக்கு தெரிய மொத மொத வேதாகமத்தில் கர்த்தரை கண்டுபிடிச்சதா நம்ம எந்த இடத்துல யாரை பார்க்குறோம்னா கர்த்தரை இன்னார்னு கண்டுபிடிச்சு கத்தருக்கு பேர் வச்சதா நம்ம யாரை பார்க்குறோம்னா ஆகாரத்தான் பார்க்குறோம் ஆகார் தான் சொன்னாங்க நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் விளங்கணும் கர்த்தர் வந்து எங்கையெல்லாம் தன்னை அறியப்படுத்தினாரோ தன்னை யார் என்று ஜனங்களுக்கு தேவன் தெரியப்படுத்தினாரோ அங்கே எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு தாவிது சங்கீத நூறு மூணில் ரொம்ப அழகாக சொல்லுவார் கர்த்தரே கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் இப்போ கர்த்தரை நாம் அறியும் போது கர்த்தரை யார் என்று நாம் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையும் கத்தர் பேரில் ஒரு வைராக்கியமும் நமக்கு உண்டாகும் அது மட்டுமல்ல கத்தருக்கு தகுந்தபடி வாழ வேண்டும் என்கிற சிந்தனையும் வாழ வேண்டும் என்கிற ஒரு நடத்துதலும் நமக்கு என்ன செய்யும்னா கிடைக்கும் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த கடைசி புஸ்தகத்தில் நீங்கள் ரெண்டாம் அதிகாரத்திற்கு பிறகு நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஏழு சபைகளுக்கான செய்திகளை கத்தர் சொல்லுவார் கவனிங்க இந்த ஏழு சபைகளுக்கான செய்திகளை கத்தர் சொல்லிட்டு வரும்போது அந்த ஏழு சபையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு சபைகளுக்குள்ள நல்ல குற்றமற்ற சாட்சியை பெற்றிருந்த சபை பிளதெல்வியா அடுத்தது சிமர்னா இந்த ரெண்டையும் தவிர மற்ற சபைகளுக்குள்ளெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்துச்சு சிமிர்னாவுக்குள்ளேயும் பல பிரச்சனைகள் இருந்துச்சு நான் இப்போ சொல்கிறத மட்டும் நீங்கள் காதில் வாங்கிக்கிங்க பைபிளுக்குள்ளே இப்போ போக வேண்டாம் அந்த ஏழு சபைக்கு சாட்சி பெற்ற சபை சாட்சி பெறாத சபை விழுந்து விட்ட சபை நிற்கிற சபை எல்லாத்துக்கும் ஆண்டவர் பேசும்போது முத முத பேசும்போது என்ன பண்ணுவார்னா தன்னை யார் என்று அந்த சபைகளுக்கு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட இருக்கிற குற்றச்சாட்டு அவங்ககிட்ட இருக்கிற பாராட்டு அவங்ககிட்ட அவங்களுக்கான எச்சரிப்பு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய வாக்கு தத்துவம்னு சகலத்தை அதற்கப்புறம் தான் சொல்லுவார் இந்த ஏழு சபைகளுக்குமே முதல்ல கத்தர் பேசும்போது தன்னை யார் என்று அவங்களுக்கு சொல்லிட்டு தான் கத்தர் பேச ஆரம்பிக்கிறார் எத்தனை பேர் அதை கவனிச்சிருக்கிறீங்க இப்போ கிறிஸ்தவ சபையாய் தேவனுடைய சபையாய் இருக்கிற நானும் நீங்களும் தேவனை யார் என்று அறிந்து கொள்வதில் தான் இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சிருந்தோம்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆதாம் செய்தது போல ஏவாள் செய்தது போல அநேக இசரவேலர்கள் செய்தது போல அநேக தேவனை பல விதங்களில் ருசித்தவர்கள் செய்தது போல நாம் தேவனுக்கு எதிரடையாக எந்த பாவமும் செய்யாமல் இருப்போம் அல்ல ஆதாம் ஏவாளுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுன்னா தேவனை யார் என்று அவர்கள் என்ன செய்யவில்லைனா அறியாமல் இருந்தார்கள் சொல்லுங்க தேவனை இப்போ இந்த ஆராதனை நேரத்தில் ஏன் இந்த வசனத்தில் இருந்து அவருடைய நாமத்தை அவருடைய பெயரை ஏன் அவர் யார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம்னா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் அறியாததுனால தாங்க அவர் மேலே நமக்கு நம்பிக்கை சரியாக வரமாட்டேங்குது அவரை இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு குழந்தை வந்து அம்மாக்கிட்ட பசி அப்படிங்கிறது எப்படி தெரியப்படுத்துது கூப்பிட்டு கேட்குதா அழுகுதா அப்படி அப்படி தானே ஆனால் அம்மாக்கள் தானே சொல்லுங்க அழுது தானே சொல்லுது அது எப்படி அம்மாவுக்கு மட்டும் கரெக்டாக தெரியுது இந்த அழுகாச்சு எதுக்காக அழுகாச்சு அது அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ பசி வந்துருச்சுங்க அப்புறம் இன்னொரு மாதிரி அழுதுச்சுன்னா அம்மா சொல்லுது இப்போ தூக்கம் வந்துருச்சுங்குது இல்லையா அம்மாவா பேசுங்க ஏதாவது சரி இப்போது அதை வந்து சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்கிறாருன்னா இந்த குழந்தை அம்மாவை நம்பாததுனால தான் அழுகுதுங்கிறாரு அவர் எப்படி சொல்கிறாரு குழந்தை அம்மாவை நம்பாததுனால தான் அது தன்னுடைய பசியை எப்படி காட்டுதா அழுது காட்டுது நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும் இந்த மாதிரி தான் ஆகார் தன்னுடைய புள்ள அழுகும் போது பசியில் அழுகும் போது அந்த அழுகாட்சிக்கு என்ன பண்ணலான்னு அவன் யோசிக்காம இந்த புள்ள அழுகிறது என்னால் பார்க்க முடியாதுன்னு ஒரு இடத்துல விட்டுட்டு இவன் தூரமாக போயிட்டான்னு பைபிளில் போட்டிருக்குது கத்தர் அந்த பிள்ளை அழுகிற சத்தத்தை அது இருக்கிற இடத்துல கேட்டு அதற்கான அற்புதத்தை செஞ்சார்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு உங்களுக்கு அது தெரியும் இப்போ நாம் நிறைய நேரம் பல விதங்களில் தேவன் மேலே நம்ம நம்பிக்கை இல்லைங்கிறத பல விதத்தில் காட்டிக்கிட்டு இருக்கிறோம் பல விதத்தில் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் காட்டிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரை நாம் யார் என்று சீசன்ட்டு அடிக்கடி ஆண்டு கேட்டார் என்னை யாருன்னு சொல்கிறீங்க என்னைய யாருன்னு சொல்கிறீங்க என்னை யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆண்டு கேட்டுகிட்டே இருந்தார் நான் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார் அதில் பேதர் தான் ஒரு இடத்துல சொன்னார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சில இடத்துல ஆண்டு இப்படி கேட்டார் என்னை விட்டு நீங்கள் போயிருவீங்களான்னு கேட்டார் சீசனில் பார்த்து கேட்டார் எல்லாரும் போன மாதிரி நீங்களும் அப்போ பேதர் ரொம்ப அழகாக சொன்னார் யாரிடத்தில் போவோம் உண்மை விட்டுட்டு நாங்கள் யார்கிட்ட போவோம் நித்திய ஜீவனுள்ள வசனமெல்லாம் உம்மிடத்தில் தானே இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் விட்டு போக முடியாது ஏன் போக முடியாதுங்கிறதுக்கான காரணத்தையும் சேர்த்து பேதிரு சொன்னதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இன்றைக்கி நிறைய பேர் சபைக்கு வராங்க போகிறாங்க அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க அது நமக்கு வேண்டாம் யார் ஆண்டவரிடத்தில் உறுதியாய் நிற்பாங்க யார் ஆண்டவரிடத்தில் வைராக்கியமாக இருப்பாங்க யார் நம்பிக்கையோடு இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரை விட்டு போய்விடாமல் மரண பரியந்தம் யார் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்றாரு என்னை அறிந்தவர்கள் என்னை விட்டு போக மாட்டார்கள் கொரோனாவல்ல கொரோனாவுக்கு பாஸே வந்தாலும் கொரோனாவுக்கு அப்பனே வந்தாலும் தேவ ஜனங்கள் தேவனை விட்டு என்ன செய்ய மாட்டாங்கன்னா போகவே மாட்டார்கள் அலையலூயா இந்த மாதிரி காலம் அல்ல இதை விட கொடுமையான காலங்கள் வந்தாலும் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்காமல் தேவனுக்குள்ளே ஊன்றி தேவனுக்குள்ளே வைராக்கியம் கொண்டு தேவனுக்காக வாழ்ந்திருப்பார்கள் ஹalleluya ஆகவே எனக்கு அன்பானவர்களே இந்த ஜப நேரத்தில் ஆண்டவர் ஒரு ரகசியத்தை சொன்னார் ஆதாம் ஏவால் எல்லாத்தையும் மீறி அவங்க ஏன் பாவம் செஞ்சாங்கன்னா அவர்கள் தேவனை அறியாமல் இருந்தார்கள் தேவனை யார் என்று என்னதான் சபைக்குள்ளே ஏதேனுக்குள்ளே இருந்தாலும் என்னதான் உங்களை கொண்டு போய் ஏதேனுக்குள்ளேயே வச்சுருந்தாலும் பரலோகத்துக்குள்ளேயே வச்சுருந்தாலும் நீங்கள் தேவன் அறியலினா அங்கே உட்காந்து பாவம் தான் பண்ணுவீங்க அங்கே உட்காந்து பாவமான காரியங்களை தான் யோசிப்பீங்க இப்போ சபைக்கு தேவையான விஷயம் என்னென்னா தேவனை யார் என்று அறிய வேண்டியது அவசியம்